என் ஃப்ரெண்டு ஓடி வந்துட்டு மச்சான் என்ன இன்னைக்கு முன்ன மாதிரி ஒருத்தனை வீடியோல பார்த்தேன்டா அப்படின்னா என்ன மாதிரினா அழகாவா அறிவாவா இல்ல மச்சான் வேற எப்படா என்ன மாதிரியே பார்த்த மச்சான் உன்ன மாதிரியே காய்ச்சிட என்னடா சொல்ற ரோட்ல போனா ஒரு கேரளா கதை பாப்பீங்களா தமிழ்நாடு பொண்ணுன்னு போனாலே பாப்பேன் பொண்ணுன்னு போனாலே இதை போல் காஞ்சி போயிருக்கும் உங்கள் நண்பனை கீழே பதிவு செய்யவும் நம்ம வீடியோவை பார்க்க திரண்டு வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பப்ளிக் இன்டர்வியூ வித் மீ வெள்ளை நேரம் நாமளும் என்ன லவ் பண்ணலாமான்னு சொல்லி நான் யோசிக்கும் போது என் கண்ணுல ஒரு வீடியோ படிச்சு ஆனா கேர்ள்ஸோட மைண்ட் செட் இருக்கு பாத்தீங்களா அது ரகட் பாய்ஸ் கிட்ட அப்படியே போயிடும் நானும் ஒரு மாசம் ஜிம்முக்கெல்லாம் போய் செயினுக்கு எல்லாம் வாங்கி மாட்டி நீ பண்ணிட்டு வந்துட்டு மச்சான் ரகட் பாய்ஸ் தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் நானும் ரகட் பாய்ஸ் தான்டா ஏ மச்சா அதெல்லாம் போன மாசம் இந்த மாசம் சாக்லேட் பாய்ஸ் சாக்கோ பாய்ஸ் எதுனால சாக்கோ பாய்ஸ் இருப்பாங்கல்ல இருக்க சாக்கோ இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி பொண்ணுங்க பார்ப்பாங்க அதுக்கெல்லாம் ஒரு வேணும் அந்த மாதிரி இல்லாத உங்கள் ஃப்ரெண்டை கீழே டேக் ஃப்ரெண்டு வீடியோ சொல்லுங்க உங்களுக்கு வந்துட்டு இருக்க பிடிக்குமா மாடர்ன் இருக்க ஹோம்லி எனக்கு <laughs> நமக்குலாம் பொண்ணு கிடைக்குமான்றது ஏதோ ஒரு பொண்ணு கிடைச்சா போதும் சுத்தி இருக்கிறோம் அது வாடனா தான் என்ன ஓம்லையா தான் பொண்ணா இருந்தா சரி பெண்களை பார்த்தா பல்லு காட்டுறவங்க மத்தியில பெண்ணுன்னு பேப்பர்ல எழுதிட்டு பல்ல காட்டுற என் ஃப்ரெண்டு போல யாரெல்லாம் இருக்காங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்டு நல்லா குண்டா இருந்தா ஒரு மாசமா ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சி ஒல்லி ஆயிட்டான் நான் மச்சான் ஒல்லி ஆயிட்டு இருக்கிற அப்படின்னா இல்ல மச்சான் ஆளுக்கு ஒல்லியா இருந்தா தான் பிடிக்குமா அதனால ஒல்லி ஆயிட்டேன் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் குண்டான என்ன பண்ணுவா அப்படின்னா அப்பெல்லாம் எதுவும் கண்டுக்க மாட்டாடா இங்க வந்து ஒல்லியா இருந்து திடீர்னு வந்து குண்டா மாறிட்டான் என்ன உடனே அவன் அவங்க ஆள் அந்த மாதிரி பண்ணுவாளா ஏன் அப்படின்னு பண்ண அப்புறம் அவங்க ஆள் எனக்கு மட்டும் பண்ணுவா ஆ சரி இதை போன்ற உண்மையான நண்பனை டேக் செய்து உலகத்திற்கு தெரிவியுங்கள் என் ஃப்ரெண்டு ஓடி வந்து இந்த வீடியோ காமிச்சான் உங்க எக்ஸ் வந்து மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி டே சாரிடா நடந்ததுக்கெல்லாம் மன்னிச்சுக்கோ நாம திரும்ப இப்ப வந்து திரும்பவும் அந்த பொண்ணு கூட வந்து மேட்சப் பண்ற ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க என்ன முதல்ல போய் சொல்லுவேன் இப்ப இதுக்கு என்னடா ஆகணும் இல்ல மச்சான் உங்க எக்ஸ் வந்து கேட்டா என்னடா பண்ணுவ டே அப்படிலாம் வராதடா டே ஒருவேளை உங்க எக்ஸ் வந்தா என்னடா பண்ணுவ டே வர மாட்டான்னு சொல்றான்ல ஏன்டா டேய் லவ் பண்ணவே ஆள் இல்லடா அப்புறம் எங்கந்திரா எக்ஸ் குழந்தைல இருந்து பாய் ஸ்கூல்ல வச்சா எங்கந்திரா போறோம் எக்ஸ் கேட்கலாம் கேள்வி டூ கேவில் பிறந்து நைன்டி கிட்ஸாக வளர்ந்த இளைஞர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் நான் ஒரு பொண்ணு ஒன் சைடு லவ் பண்றேன் அந்த பொண்ணுகிட்ட போய் எப்படி சொல்றதுன்னு தெரியல என் ஃப்ரெண்டு சொல்லி சொல்ல சொல்லான்னு மச்சான் சொல்றா என்னடா வீடியோ பாத்துக்கிறேன்டா அந்த பொண்ணுகிட்ட என்ன பத்தி சொல்றா அப்படின்னு சொன்னது தான் ரெண்டாவது நாள் அந்த பொண்ணை கை பிடிச்சின்னு கூப்பிட்டு போயிட்டான் அந்த என்னன்னு சொல்ற துரோகம் துரோகம் துரோகம் துரோகி வந்துட்டு உங்க ட்ரீம் அவர் ஆசை சொல்லிட்டு அது மாதிரி கனவு நம்மளுக்கு ஒய்ஃப் எப்படி கிடைக்கும்ன்றது ட்ரீம் இல்லை ஒய்ஃப் கிடைக்குமான்றதே ட்ரீம் தான் இந்த வீடியோ இத்துடன் முடிச்சு கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் நல்ல நேரம் நன்றி வணக்கம்